அகிலேஷ் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் சத்யபாரதி மழலையர் பள்ளி ஆலம்பட்டு ஆண்டோடுக்கும் சான்றோடுக்கும் இங்கே குட்டி விழாவே இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு விடுத்த அம்மா அம்மா ஆ உயிரெழுத்து இம்மை எழுத்து மா உயிர்மை எழுத்து முத்தமிழியை தொடுத்த முத்து அம்மா எனக்கு உயிர் கொடுத்த என் அம்மா எனக்கு உடலை கொடுத்த என் அம்மா எனக்கு வாழ கற்று தந்தது மென்னம்மா எனக்கு நடக்க கற்று தந்தது மென்னம்மா எனக்கு உணவை கொடுத்தது மென்னம்மா எனக்கு நல்ல விளக்கத்தை கற்று தந்தது மென்னம்மா கல் நிறம் குணம் உருவம் அறியாமல் இருக்கும்போதே கருவறையிலிருந்து நேசித்த ஒரே தெய்வம் என் அம்மா கல்லில் செய்த சிலை விட கரையில் சுமந்த தாயே எனக்கு தெய்வம் மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachchinai dot org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் என் அம்மாவை விட உலகில் சிறந்த தெய்வம் வேறில்லை எவ்வளோ சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் என் தாயின் கருவறை தான் என் அம்மாவை பற்றி பேச எண்ணில் அடங்க வார்த்தைகள் இல்லை இத்துடன் உரையை நான் முடித்துக் கொடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ